வணக்கம் இப்போ நாம் க்ரூட் ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டுவெல் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் ஃபார்ட்டியில் நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால் வந்திருக்குன்றனால கேண்டில் பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் இருக்குது பட் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் செல்லிங் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டுவெல் ஓ கிளாக் முன்னாடியே ஜெனரேட் ஆயிருந்துச்சு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் நமக்கு வந்த ஃபஸ்ட்டு கால்னால் அது பைக்கால் தான் இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்னிங் வந்து ஒரு டென் ஃபிஃப்டிக்கே வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா செல்லிங் ஸ்டார்ட் ஆனது வந்து ஒரு ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி செவனில் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போச்சு மாற்றி மாற்றிட்டு பட் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படி டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சது லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ட்ரேடிங் வந்து போச்சு ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபோர் தான் ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இறங்குச்சு ஸோ இப்படி தான் நமக்கு இன்றைக்கி மார்னிங்கில் செல் கால் வந்தது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த செல்லிங் ட்ரெண்ட் செல்லிங் மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் ஓ கிளாக் அப்புறமும் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு இப்போ டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அந்த இன்க்ரீஸ் ஆகுனதுனால நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதில் நமக்கு இப்போ பை கால் வந்து வந்திருக்கு பைக்கால் வந்திருக்குன்றனால கேண்டிலுடைய கலர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு த்ரீ த்ரீ ஃபோர் கேண்டில் பாருங்கள் எல்லாமே க்ரீன் கலரில் ட்ரேடிங் போகுது பைக்கால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் ஃபோர் ஜீரோவில் பை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்கு நமக்கு இப்போ ட்ரேடிங் போகிறது பார்த்தீங்கன்னா five one thirty nine thirty eight இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இதுக்கு டார்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல ஸோ இதுதான் first target second target line நம்ம இதில் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா five one fifty two point eighty five போட்டிருக்கு so five one fifty three வருதா அப்படின்றத தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணோம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணோம் ஸோ அப்படி நமக்கு ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றத நம்ம டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் not only crude oil even bank Nifty silver இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணிப்போம் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ்ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஏன் இந்த twelve PM twelve o'clock ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எப்போயுமே மார்க்கெட் வந்து ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த டயத்தில் வர என்ட்ரீஸும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கிடைக்கிற என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டார்கெட்ஸை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும் ஸோ அதுக்காண்டி தான் எப்பவுமே மெயினாக வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வர என்ட்ரிஸ் தான் வந்து மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் மார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி கமாடிட்டி ஜென்ரலாகவே எடுத்திங்கன்னா மார்னிங்கில் அந்த ஓப்பனிங் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்லோவாகும் ஸ்லோ மூமெண்ட் தான் வந்து கொடுக்கும் அதில் என்ட்ரி கிடைச்சாலும் நமக்கு அந்த ஃபுல் டார்கெட் போய் ரீச் அவுட் ஆகிறதே வந்து கஷ்டப்படும் ஏன்னா மார்னிங்கில் நமக்கு ட்ரேடிங் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து ட்ரேடிங் ரேஞ்சே வந்து போய்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக்குன்னு டைம் ஆக ஆக தான் கொஞ்சம் கொஞ்சமாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி மூமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மார்க்கெட் எதுவுமே லைவில் இருக்காது ஃபாரின் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக ஆக தான் ஓப்பன் ஆகும் ஈவன் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு யூரோப்பியன் மார்க்கெட்டுடைய வால்யூம் வரும் அடுத்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் யூஎஸ் மார்க்கெட் வால்யூம் வரும் ஸோ இந்த மாதிரி வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகும் ஏன்னா நம்மளுடைய கமாடிட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டோட கனெக்ட் ஆயிருக்கின்றனால ஃபாரின் பிளேயர்ஸும் வந்து அவங்களுடைய ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நமக்கு மூவ்மெண்ட் வந்து ஹெவியாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால தான் வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்லோவாக ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அப்போதைக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்போ ட்ரேட் பண்ணல நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் அப்படின்ற தான் அந்த டுவெல் பிஎம் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறோம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு இப்போ வந்து என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு பார்க்கும் நமக்கு இப்போ செல்லிங் ட்ரெண்ட் இருக்குன்னா அடுத்து பையிங் ட்ரெண்ட் எப்போ வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும் நல்லா அப்பர் சைட்லாம் பிரேக் அவுட் ஆகுது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கல நமக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிரும் ஜெனரேட் ஆகும்போதே கேண்டலினுடைய கலரும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம டெய்லி ஜஸ்ட் நம்ம சார்ட்டை வாட்ச் பண்ணாலே போதும் இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பார்த்தா கூட ஓகே இப்போ கேண்டில்ஸ் க்ரீன் கலரில் இருக்குது இப்போ இது பையிங் ட்ரெண்டில் இருக்குது ஸோ இப்போ நம்ம க்ரூட் ஆயில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதே மாதிரி இப்போ என்ன பாயிண்ட்டில் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதுவே சகஷனும் கொடுத்துரும் ஃபைவ் ஒன் ஃபோர் ஜீரோவில் பை பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு வந்து வந்திருக்கு என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் எவ்வளோ தூரம் மேலே வரும் ஸோ எந்த மாதிரி நீங்கள் க்ளோசிங் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துரும் நீங்கள் டெய்லி இதில் வர டிப்ஸையே கூட ஃபாலோ பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணலாம் இதில் இதில் வர ட்ரெண்டை வச்சு நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களால் மல்டிபிள் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிக்கும் ஒர்க் அவுட் ஆகும் கமாடிட்டிக்கும் ஒர்க் அவுட் ஆகும் இந்த சார்ட்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சார்ட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நமக்கு அதுக்கப்புறம் ரைஸ் ஆனது குரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஒன் டென்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு பிரேக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த பையிங் மொமெண்டம்லேயே இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி five thousand hundred and sixty range வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து ட்ரேடிங் போச்சு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் பைக்கால் ஜென்ரேட் ஆனது ட்ரேட் பண்ணது டார்கெட்டை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணுச்சு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் நமக்கு வந்த ஃபஸ்ட்டு காலே வந்து இதுதான் அப்படி வந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி ட்ரேடிங் வந்து போச்சு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி உங்களாலே வந்து இதை பார்த்து ஓனாக வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இந்த சார்ட்னுடைய டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ